நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்ம தஷ்மேஸ்வரி ஓம் குருவே நமக நாம் பல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் அதாவது ஜோதிடம் கற்பவர்களுக்கும் எளிய நிலையில் இருப்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்று முடித்தவர்களுக்கும் அனைத்து தகவல்களும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு வரோம் விருப்பம் உள்ளவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாய் சனி சேர்க்கை ஆபத்தா செவ்வாய் சனி பார்வை ஆபத்தா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா ஜோதிடத்தில் பல பேர் வந்து தவறான அனுமானங்கள் இரண்டு கொண்டு இருக்குது அதில் வந்து அந்த அனுமானங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு நம்பிக்கை அதில் வந்து பல பயமாக மாறுது மக்களுக்கு ஜோதிட மரியாதைகளுக்கு ஒரு பயமாக நினச்சிட்டு இருக்காங்க ஐயோ இதனால் சில ஜோதிடர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க அதே இவங்க தவறாக நினச்சிட்டு பல நேரத்தில் திருமண விஷயங்களே தடுக்கும் அளவுக்கு இல்லை திருமணமே அது கூடாத அளவுக்கு அது காலம் தாழ்த்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்கள் வந்து தெளிவு பெறுவதற்காக தான் நாம் இந்த சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க புரிந்து அறிந்து செயல்படுங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து செவ்வாய் சனி சேர்க்கை நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குங்க அந்த மாப்பிள்ளையே வேணாம் அப்படிங்கிறது பல ஜாதகம் வந்து இது பண்ணியே கேள்விப்பட்டிருக்கேன் இது பண்ணி அப்படிலாம் பார்த்தா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு கல்யாணம் நடக்காதுங்க பெரு ஜோரிடம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன் இப்படி இது தவறான அனுமானம் அது இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்தில் வந்துட்டு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா மூணு ஒம்பது செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பலன் எடுக்கலாங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சனி இருக்குது ஐயோ ஆபத்தா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காரா எந்த இடத்துல இருந்தாலுமே திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி நம்புறாங்க எனக்கும் தெரில செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு என்னங்க நடக்கும் செவ்வாயும் சனி செவ்வாய் வந்து ஒரு பாபகிரகம் சனிங்கிறது ஒரு பாபகிரகம் அதாவது இது வந்து ஒரு நெகட்டிவிட்டியை தூண்டும் கிரகம் அப்படின்னு எல்லா ஜாதகத்துக்குமே நெகட்டிவிட்டி தூண்டுமா கண்டிப்பாக கிடையாது அது ஒரு விஷயம் இந்த செவ்வாயோ சனியோ பல ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு தீய கிரகமாக வந்துடும் அது ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லா பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக தீய கிரகமாக வந்துடும் சரிங்களா மேஷ லக்னத்துக்கு சனி இப்போ மிரணத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி ஏதாவது ஒன்று அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாயும் சனியும் பார்த்து பார்த்து கொள்ளும் பொழுது அந்த வி அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சைங்கிறது இருக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும் ஒரு வெறுப்புணர்ச்சி அந்த பாவம் சில நேரங்களில் ஒரு ஒரு பிரிவு விரக்தி எல்லாம் உண்டு அந்த செவ்வாயோட ஆளுமை தன்மை அதிகமாகி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வந்து துர்மரணம் இல்லை அறுவை சிகிச்சை இல்லை விபத்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகரிக்கும் இப்போ யாருக்கு விபத்து ஏற்படுத்தும் ஜாதகருக்கா இல்லை மூணாம் பாவம் செவ்வாய் சனி இருக்கும் பாவத்தில் விபத்து ஏற்படுத்துமா விபத்து மட்டுமே இல்லைங்க விபத்து தான் ஏற்படும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் சரிங்களா இப்போ வந்து இந்த செவ்வாய் சனி அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகர் வந்து பிடிவாரத்தன்மை அதிகமாக இருக்கும் சொன்னதை கேட்க மாட்டாங்க இல்லைன்னா சகோதரர் இந்த ஜாதகரோட சகோதரர் வந்து சொன்னதை கேட்க மாட்டாங்க தான் சொல்கிறதான் சரி தான் சொல்கிறதான் ரைட்டு ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிற வந்து சனி பார்த்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படின்னா செவ்வாய் சனி இப்போ நாலாம் பாவத்தில் செவ்வாய் இருக்குது பத்தாம் பாவத்தில் சரிங்கன்னா தாய் வந்து பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் சொன்னதை கேட்க மாட்டாங்க இல்லை தாய் வழி உறவினர்கள் வந்து கொஞ்சம் உறவு முறையில் பிரச்சனை இருக்கும் இதுதாங்க செவ்வாய் சனி சேர்க்கை இதுதாங்க இது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இது சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து இது ஏன் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைனா இது மட்டும் லக்கணத்துலேயோ லக்கினாதிபதியோடையோ செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை தொடர்பு கொண்டாதாங்க பிரச்சனை ஏன்னா இந்த ஜாதகரே வந்து பிடிவார குணமாகவும் முரட்டத்தனமாகவும் எதுக்குமே வளைந்து கொடுக்காத தன்மையும் இருப்பார் திருமணம் என்ற உறவுனா இருமணம் இணையும் விழா அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும் அந்த குரூர தன்மைங்கிறது இந்த செவ்வாய் சனி அதிகரிக்கும் அதனால தான் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக வேணாம்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு வந்துட்டு அதுவே மேல் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வந்துட்டு குருவோட பார்வையோ லக்கணத்துக்கு வந்துருச்சுனாவோ இல்லை குரு லக்கணத்தில் இருந்தாலோ இல்லை ராசியை குரு பார்த்தாலோ இந்த தன்மை குறைந்துவிடும் அந்த ஜாதகர் வந்துட்டு மாறும் தன்மை கொண்டவர் அதுவும் இல்லாமல் செவ்வாய் சனி எந்த பாவத்தில் ஒரு சேர நின்று இருக்கிறதோ இப்போ செவ்வாய் சனி ஐந்தாம் பாவத்தில் இருக்கோம் ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களால் எதிர்பார்க்கக்கூடாது இல்லை அல்லது பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கும் இல்லை குழந்தைகளால் உங்களுக்கு அவமானம் ஏற்படலாம் இல்லை பூர்வீக சொத்தால் அவமானம் ஏற்படலாம் இப்போ ஏழாம் பாவது செவ்வாய் சனி கோடு இருந்தால் திருமணம் கொஞ்சம் அவர்கள் பிரிந்து இருக்கலாம் அல்லது வந்து தனித்து இருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அது பிரிந்து இருக்கிறது வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க மனைவி வந்து வேறு ஊரில் இருப்பாங்க இந்தியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதுவுமே ஒரு பிரிவு தான் சரிங்களா இதுவுமே வந்து ஒரு டைவர்ஸுங்கிறது இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து சேர்ந்துப்பாங்க அந்த பிரிவுங்கிற காலத்தை கொடுக்கக்கூட தான் அந்த செவ்வாய் சனி ஏழாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவத்தில் தண்டையை விட்டு பிரிண்டு இருப்பீங்க இல்லை சொந்த ஊரை விட்டு பிரிண்டு இருப்பீங்க பத்தாம் பாவத்தில் இருந்துச்சுன்னா வேலை இந்த அந்த செவ்வாய் சனி இருக்கும் பாவத்துலேருந்து உங்களுக்கு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த செவ்வாய் சனினா சேர்க்கை பத்து டிகிரிக்குள்ளார இருக்கணும் அந்த பத்து டிகிரிக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த செவ்வாய் சனியோட நெகட்டிவிட்டிங்கிறது கிடைக்கும் மற்றபடி செவ்வாய் சனிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் அது எந்த அளவுக்கு சிலருக்கு ஒரு பத்து டு இருபது சதவீதம் பேருக்கு வந்துட்டு உண்மையாலுமே அது வந்து ஓரளவு ஒரு தீய பலன்களை கொடுக்குறோம் உறவு முறையின் மூலமாக அது அவங்களுக்கே கொடுக்குறான்னு லக்கினார் பெரியோட தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் அப்படி கொடுக்கும் இந்த தி இந்த அறிவு இந்த தெளிவு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு தனி பதிவாகவே நாம் கொடுக்குறோம் இன்னும் இது யாருக்குங்க ரொம்ப அதிகமாக செயல்படும் இன்னும் நம்ம துல்லியமாக அதிகமாக போகணும்னா வந்து மேஷ லக்கணக்காரர்களுக்கு மேச ராசினர்கள் ஏன்னா செவ்வாயின் அதிபதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அடுத்தது விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு விருச்சிக ராசினர் அடுத்தது சனியின் அதிபதி மகர லக்கணங்களுக்கு மகர ராசியினருக்கு கும்ப லக்கணத்திற்கு கும்ப ராசியினருக்கு நீங்கள் ஒரு மேஷ லக்கணமாக இருந்து இல்லை மேஷ ராசியோ இருந்தோ அவங்களுக்கு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது இல்லை செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து உடனுக்குடனே தெரிய ஆரம்பித்துவிடும் செவ்வாய் சனி தாக்கத்துலேருந்து நீங்கள் ஒரு வந்து கொஞ்சம் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்னங்க பண்ணணும் நீங்கள் வந்துட்டு ப்ளட் டொனேஷன் அதிகமாக கொடுக்கணும் இல்லை அடுத்தவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு நீங்கள் உறவணும் கடன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டணும் இது எல்லாருக்குமே சொல்லுவோம் ஏன்னா செவ்வாய் தட சம்மந்தப்படுது சரிங்களா இப்போ வந்து திருமணம் யாருக்கா ரொம்ப நாள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இந்த காலத்தில் நீங்கள் திருமணம் செய்யலாம் இல்லை அவங்களுக்கு திருமணம் வேகமாக நடக்கிறதுக்கு அதற்கான வேலைகளை நீங்கள் வந்து வழிகாட்டலாம் இப்படி இந்த காலத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பிரிந்தவர்களுக்கு இன்னொரு மறுமணம் செய்ய நீங்கள் வந்து வழிகாட்டல் செய்யலாம் இது எல்லாமே அந்த செவ்வாய் சனியின் தாக்கத்தை குறைக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவம்